வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வரலட்சுமி பூஜை வீட்டில் நம்ம இல்லை எப்படி செய்யணும் தாம்பளம் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் எந்த திசையை நோக்கி நம்ம கொடுக்கணும் தாம்பளத்தில் என்ன வச்சு கொடுக்கணும் என்ன வச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ வரலட்சுமி பூஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பரம்பரையை செஞ்சிட்ருப்பாங்க மாமியார் வீட்டு வழியாவோ இல்லை அம்மா வீட்டு வழியாவோ நிறையா ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க வருஷம் வருஷம் பண்ணுவாங்க அவங்க தான் வந்து இதை எடுத்து பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேருக்கு ரெண்டு பேர் வீட்லேயுமே இருக்காது இந்த முறைகள் இருக்காது வருஷம் வருஷம் கும்புற விஷயம் இந்த வரலட்சுமி நோம்பு வந்து நாங்கள் கும்புற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த வீட்டு பெண்கள் வந்து நினைப்பாங்க இது நம்ம எடுத்து கும்பிட்டா பரவாயில்லையே இது நம்ம செஞ்சால் பரவாயில்ல நம்ம எப்படி செய்கிறது இதுக்கான ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரியாது நம்ம செஞ்சால் கெட்டதாயிடுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்கீங்க ஏன்னா மாமியார் வீட்டு வழியிலையும் வந்து இந்த பூஜை வந்து வழக்கமாக செய்கிறதில்ல இல்லை அம்மா வீட்டு வழியிலையும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இப்போ அதுக்குண்டான விளக்கத்தை தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் இப்போது அவங்களுக்கு முன்னோர்கள் வந்து செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா அது வந்து எப்படி செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு முறையாக செஞ்சுருப்பாங்க இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க புதுசாக தானே ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம முன்னோர்கள் சொல்கிறேன் அப்போ அதனால் நீங்கள் புதுசு புதுசாக ஆரம்பிக்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது அதனால் மாமியார் வீட்டு வழியே பழக்கம் இருந்தால் தான் செய்யணும் அம்மா வீட்டு வழி பழக்கம் இருந்தால் தான் செய்யணும் அப்படி கிடையாது நீங்கள் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கணும்னு மனசில் நினச்சிங்கனாவே உங்களுக்கு போதுமானது நீங்கள் நினச்சிங்கனாவே சிம்பிளாக நம்ம கும்பிடலாம் ரொம்ப வசதி இல்லை அப்படின்னா சிம்பிளாக நம்ம வச்சு கும்பிடலாம் அதுக்குண்டான எப்படி வச்சு கும்பிடணும் தாம்பளத்தில் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் கவனமாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போது தாம்பலம் தாம்பலம் வந்து வச்சு நம்ம கும்பிட்றோம் இப்போ வந்து எப்படி வச்சு கும்பிடணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த தாம்பலத்தில் என்னென்ன பொருள் வச்சு நம்ம கொடுக்கணும் சுமங்கலி பெண்களுக்கு அது எந்த திசையை நோக்கி கொடுக்கணும் அதெல்லாம் விஷயம் இருக்குங்க தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கீங்க அப்படின்னா புடவை வச்சே கொடுக்கலாங்க ஒரு ஏழு பேர் ஒம்பது பேருங்க சுமங்களுக்கு நீங்கள் புடவை வச்சு கொடுக்கலாம் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டாவது வைங்க இல்லை ரொம்ப முடியாதவங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் கொடுத்தீங்கன்னா கூட போதுமானது அதனால் இப்போ ப்ரொசீஜராக என்னென்ன தாம்பரத்தில் வைக்கணும்னு நான் சொல்லிடுறேன் கவனமாக கேளுங்க தாம்பரத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கொம்பு மஞ்சள் கயிறு வெற்றிலைப்பாக்கு பூ வாழைப்பழம் வைங்க இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தாலும் வைங்க வாழைப்பழம் மஸ்ட்டு வைங்க அதுக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சுட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்ததுனாலும் ஃப்ரூட்ஸ் வைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வளையல் வைங்க ப்ளவுஸ் பிட்டு வைங்க இத்தனை பொருளும் நீங்கள் விற்கணும் சிம்பிளாக நீங்கள் கும்புறதா இருந்தால் மஞ்சள் கயிறு மஞ்சள் கொம்பு மஞ்சள் குங்குமம் பூ பழம் இது மட்டும் வச்சு கும்பிடுங்க கும்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் நல்லா நல்லபடியாக பண்ணுறவங்க இப்போ தான் முத முதல்ல ஆரம்பிக்கிறோம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வச்சு கும்பிடுங்க வச்சு படைச்சிட்டு சாமிக்கு வந்து வச்சு படைச்சிட்டு ஒரு ஏழு பேருக்கு ஒம்பது பேருக்குன்னு சொல்லி ஒற்றைப்படையில் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க ரொம்ப விசேஷமானதுங்க இது கொடுத்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு நன்மைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக இருப்போம் ஏன்னா சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுக்குறதுனால நம்மளை வாழ்த்துவாங்க அது ஒரு விஷயம் அடுத்து செல்வ செழிப்போட ஒவ்வொரு வருஷம் நீங்கள் கும்பிட்டுட்டு இருக்கும்போதும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் நல்லாவே உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் ஆரம்பிக்கிறது இந்த பூஜை எப்போ ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்போ ஆரம்பிங்க அப்பயே வந்து லக்ஷ்மியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள் லக்ஷ்மியோட காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் அன்றைக்கி லலிதா சரஸ்வர நாமம் இருக்குது அது வந்து யூடியூப்பில் செல்லில் போட்டு கூட கேளுங்க அன்றைக்கெலாம் அடுத்தது நைட் எட்டு டு ஒம்பது கூட நீங்கள் அந்த லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் காலையில் வந்து இது பண்ணிவிட்டு படிச்சுட்டு எல்லாம் கொடுத்துட்டு வரதுக்கே சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு கூட நீங்கள் உட்காந்து ஃப்ரீ ஆகிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டு எட்டு டு ஒம்போதுக்குள்ளே கூட நீங்கள் லக்ஷ்மியோட காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அந்த லக்ஷ்மியோட காயத்ரி மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி விநாயகரோட கணபதி மந்திரம் சொல்லுங்கள் காயத்ரி மந்திரம் விநாயகரோட காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லக்ஷ்மியோட காயத்ரி மந்திரம்னு சொல்லலாம் அடுத்து லலிதா சரசன நாமம் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி பாராயணம் செய்யுங்க வீடியோலையும் போட்டு விடுங்க யூடியூப்பில் செல்லில் கூட நீங்கள் போட்டு கேட்கலாம் தவறு கிடையாது அதுமாதிரி லக்ஷ்மி காயத்ரி மந்திரமும் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் அடுத்து இந்த தாம்பூலத்தில் வச்சு நீங்கள் படைச்சிட்டு சாமிக்கு படைச்சிட்டு சுமங்கலை பெண்களுக்கு வீட்டுக்கு போய் கொடுக்குறீங்கன்னா அந்த பெண்கள் வாங்குறாங்க இல்லைங்களா உங்கள் தாம்பழத்தை வாங்குறாங்க இல்லைங்களா அது வந்து வடக்கு பக்கம் நோக்கி அவங்க நிற்கணும் வடக்கு பக்கம் நோக்கி அவங்க வாங்கணும் இல்லை கிழக்கு பக்கம் வாங்கணும் அதனால் பார்த்துக்கோங்க நீங்கள் நிற்கிற பொசிஷன் எப்படிலாம் இருக்கலாம் ஆனால் அவங்க வாங்குறவங்க வடக்கை நோக்கி வாங்கணும் இல்லை கிழக்கை நோக்கி வாங்கணும் அதை பார்த்துக்கோங்க இது கண்டிப்பாக பண்ணுறதுனால ரொம்ப வீடு சுபிக்ஷமாக இருக்கும் நீங்கள் என்ன காரியம் நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கட்டாயம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ப்ரொசீஜரை யாரும் செய்யலை நம்ம பரம்பரையை யாரும் செய்யலை இப்போ புதுசாக தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட புதுசாக ஆரம்பிக்கலாம் தவறே கிடையாது நிறைய பேர் பயமுறுத்துவாங்க புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது வழக்கம் இருந்தால் தான் பரம்பரையாக வழக்கம் இருந்தால் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி கிடையாது நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிங்க ஆனால் அதை கண்டினியூவாக பண்ணுங்கள் வருஷம் வருஷம் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு நல்ல வித்தியாசத்தை கொடுக்கும் மேன்மையை கொடுக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க தீர்க்க சுமங்கலியாகவும் இருப்பீங்க அதே சமயம் பெரியவங்கக்கிட்ட அன்றைக்கி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அன்றைக்கி மிஸ் பண்ணிட வேணாம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி வரலட்சுமி நோம்புங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க காலைல விரதம் இருந்து இது செய்யுங்க காலைல ஆறு டு ஏழுக்குள்ளே இந்த பூஜையை முடிச்சுடுங்க சுக்கர உரையில் நீங்கள் சாப்பிட்றத மத்தியானம் சாப்பிடுங்க சாமிக்கு படைச்சிட்டு நெய்வேத்தியம் படைங்க அது கேசரியோ இல்லை பொங்கலோ எதனாலும் நீங்கள் வச்சு படைச்சிக்கலாம் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் இந்த பூஜையை முடிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பானது பிரம்ம முகூர்த்தத்தப்போ முடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பானது அதுக்கப்புறம் சுமங்கலி பெண்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறவங்களும் இருக்காங்க வீட்டுக்கு வந்தும் நீங்கள் வந்தாங்கன்னா கொடுத்துருங்க சப்போஸ் இல்லை அப்படி வரல இந்த கொரோனா பிரச்சனைனால யாரும் வீட்டுக்கு வரல அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்களே ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போய் கொடுத்துட்டு வாங்க அது இன்னும் ரொம்ப விசேஷம் அது என்ன கொடுக்கக்கூடாது இப்போ என்னெல்லாம் கொடுக்கணும் தாம்பளத்தில் நான் சொல்லிட்டேன் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பணம் வச்சு கொடுக்காதீங்க அது ஒரு ரூபாயாவது வச்சு தரலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க பணமே வச்சு கொடுக்காதீங்க பணம் மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது இது எல்லாம் நான் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் வச்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்ல விஷயம் உங்களால் முடியலாம் கூட சிம்பிளாக பண்ணுங்கள் ரொம்ப தேவையில்லை நீங்கள் ஏழு பேர் ஒம்பது பேர் நான் சொன்னேன் ஒரு மூணு பேருக்காவது அட்லீஸ்ட்டு நீங்கள் எனக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அதை மிஸ் பண்ணிட வேணாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்